வெல்கம் டு மை ஷெல்ஃப் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா நம்முடைய பாரம்பரிய உணவான நுங்கு பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த நுங்கோட பெனிஃபிட் என்ன அதை நம்ம எப்படி எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் விருப்பம் இருக்கிறவங்க இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் பாருங்கள் நொங்கு இந்த மாதிரி ஒரு கொலையாக கிடைக்கும் அதில் இந்த ஒரு சின்ன நொங்கு இந்த மாதிரி நொங்கை வந்து நம்ம கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி நாலு கண் அப்புறம் ரெண்டு கண் ஒரு கண் வச்சது மூணு கண் வச்சது அந்த மாதிரி கிடைக்கும் இந்த நுங்கில் பார்த்திங்கன்னா கால்சியம் பாஸ்பரஸ் வைட்டமின் சி இரும்புச்சத்து பொட்டாசியம் எல்லாம் நிறைய இருக்குது நுங்கு வந்து இனிப்பு தன்மையே உள்ளது அப்புறம் இது வந்து நம்முடைய கோடை காலத்தில் வந்து நமக்கு வந்து நீர்ச்சத்து வந்து அதிகமாக தரக்கூடிய ஒன்று அப்புறம் சின்னம்மை பெரியம்மை அப்படிங்கிற கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய அந்த வைரஸ் நோயிலிருந்து நம்மளை வந்து பாதுகாக்கும் அப்புறம் வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து நீர் இழப்பு ஏற்படும் அந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து அதிகமான நீர்ச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளதாக இந்த நுங்கு வந்து இருக்குது இந்த நுங்கு வந்து எங்கே கிடைச்சாலும் கண்டிப்பாக வாங்கி உங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுங்க அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நேரம் டேஸ்ட்டு பார்க்க கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க நாங்கள் எங்கள் வீட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு இப்போ தான் கொடுக்க ஆரம்பித்தோம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க பார்க்கறதுக்கு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி அழகாக இருக்கும் நுங்கு வந்து மார்பக புற்றுநோயை வந்து நீக்கும் அப்புறம் நம்மளோட உடல் சூட்டை வந்து நல்லா தணிக்கும் பசி உணர்வை வந்து கண்ட்ரோல் பண்ணி நல்லா வெயிட் லாஸ்க்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும் ஏன்னா நுங்கில் வந்து கார்போஹைட்ரேட்டும் கொழுப்பும் கிடையாது நொங்கோட கூந்தல் வந்து நம்ம சின்ன வயசில் வண்டி செஞ்சு விளாண்டுருப்போம் அதை வந்து நமக்கு ஞாபகப்படுத்தும் நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் இந்த பாருங்கள் ஒரு நீக்க நீட்டமாக கம்பு எடுத்து அதில் அந்த ஓரமாக நொங்கோட கூந்தல் வச்சுருங்க அப்புறம் அடுத்த முனையில் வந்து இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டுக்கோங்க ஏன்னா வண்டிக்கு பைதா ரெடி பண்ணணும் ரெண்டு பைதா செய்யணும் ஒரு ஸ்டிக் எடுத்து அந்த பக்கமும் இந்த பக்கமுமா நம்ம அந்த கூந்தல் வைக்க போகிறோம் அதுக்காக தான் ரெடி பண்ணிகிட்ருக்கு நுங்குக்கு வந்து நச்சுக்களை வெளியேற்றும் தன்மை உண்டு அதனால் கல்லீரலை பலப்படுத்தும் இன்னும் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டிக் எடுத்து அந்த நுங்கு கூந்தல் இருக்கு இல்லையா அதில் ரெண்டு பக்கம் ரெண்டு கூந்தல் எடுத்து அந்த சென்டரில் இப்படி ஹோல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வண்டிக்கு பைதா வந்து ரெடி ஆயிரும் இப்போ பாருங்கள் அந்த ஒரு ஓரம் பிடிக்கிறதுக்கும் இன்னொரு ஓரத்தில் அந்த பைதா மாதிரி அந்த ஹோல் வழியாக உள்ளே கொடுத்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி பாருங்கள் சின்ன பிள்ளைங்க வந்து விளாடுறாங்க நுங்கும் அரிசிமாவும் கலந்து முகத்தில் தடவி வந்தோம்னா முகப்பரு வேர்க்கூறு அப்புறம் கட்டிகள் எல்லாம் வச்சு நிற்கக்கூடிய தன்மை நுங்குக்கு உண்டு மாதிரி மேலே ஏறும் பொழுது அது கலண்டு விழதான் செய்யும் இப்போ நம்ம கடையில் வாங்குற திங்ஸ்னால் இந்த மாதிரி பிஞ்சு போயிடுச்சுன்னா அடுத்து ஒட்ட வைக்க முடியாது நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணி இந்த மாதிரி பாரம்பரியமாக நம்ம விளாடுற விளையாட்டுகளை வந்து நம்மளோட பிள்ளைங்களுக்கும் நம்ம அறிமுகப்படுத்தி இப்படி விளாட வைக்கலாம் பாருங்கள் அடுத்து ஜாயின் பண்ண பிறகும் அது சூப்பராக போயிட்டே இருக்குது எங்கள் வீட்டில் குட்டீஸ் வந்து இதை ரொம்ப விரும்பி விளாண்டாங்க நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து இதை செஞ்சு கொடுங்க இப்போ இருக்க சூழ்நிலை தான் நம்முடைய பாரம்பரியமான விளையாட்டுகள் உணவுகளெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து சொல்லியும் செஞ்சும் கொடுக்கக்கூடிய நேரம் அதனால் கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்